இதில் வரும் அனைத்து விடியாக்களும் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல அதிக மீறி புட்பட்டு இருந்தால் ஐ பேசிக்கலி ஃபண்டமெண்டலி சாரி மார்பு பக்கம் கேன்சர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து வசதி இல்லைன்னு என்கிட்ட வந்தாங்க வந்து நெத்திருநீர் எடுத்து அவங்க நெஞ்சு மேலே தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னேன் தாயே மூணு நாள் இது கரைஞ்சிடும் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பட் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டவுட்டு என்ன டவுட்னா நம்ம நியூஸ் நம்ம அதிகமாக நியூஸ் பார்ப்போம் அந்த நியூஸில் சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை என்ன சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி மழை வரப்போகுது அப்படின்னு சொன்னால் டக்கு விலை எடுத்துள்ள திரும்ப உள்ளே போட்டுப்போம் இன்றைக்கி இடி இடிக்க போகிறது சொன்னால் எல்லாம் மற்ற உள்ள மற்ற விட்டே வெளியே ஓடிப்போம் இன்னைக்கு கடலோரத்தில் இருக்கிறவங்க அபாயம் ஏற்படுத்தணும்னா ஓடி போயிருக்கேன் எல்லா சயின்ஸு நம்புறீங்க ஓகே நான் ஏற்றுக்கிறேன் ஒரு ஆன்மீகத்தை பற்றி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களாம் சாமியாரு இவங்க கிட்ட இருந்தால் கொஞ்சம் உத்தாராக இருங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இதையே மாட்டீங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம போலீஸ்காரு கவர்மெண்ட்டு இவங்களாம் பாவங்க ஏன் தெரியுமா அவங்க முன்னாடி எச்சரிப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்குங்க இப்படிலாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் நிறைய நியூஸில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருப்பாங்க நிறைய நியூஸில் அதை ஸ்ப்ரெட் ஆக்கி விட்ருவாங்க இப்படிலாம் இருக்கு அப்படின்ட்டு ஆனால் இது தெரிஞ்சும் நீங்களாக போவீங்க எப்படி அதுக்குள்ளே நீங்களாக போய் மாட்டிப்பீங்க மாட்டிக்கிட்டு என் புள்ள அவள் அடிக்ட் ஆகிட்டா என்னை எங்கள் வீட்டுக்கே வர மாட்டேறான் அந்த கோயிலே தங்கிடுறான் கோயிலே இருக்கிறான் அப்படின்னு புலம்புறீங்க ஏன் அவள் அடிக்ட் ஆகிற அளவுக்கு விட்டுது நீங்கள் ஓகேங்களா அதனால் அந்த தப்பு நீ தான் பண்ணுறீங்க நம்பிக்கை நம்பிக்கையோடு வச்சுட்ருங்க நம்ம அக்காவை ஒரு சேனல் போட்டி எடுக்கிறாங்க சி பேட்டி எடுக்கிறாங்க என்னன்னா நீங்கள் எப்படி படிப்படியாக ஏறி மேலே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அக்கா பதில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கோ என்னுடைய விருப்பத்துக்காக நான் போட்டேன் என்னுடைய மனக்கவலைங்களாம் மறக்கிறதுக்கு ஏதோ போடணும் இந்த அம்மா வந்து நான் முக்கியமா நினைச்சது அம்மா வந்து வெளி உலகத்துக்கு தெரியணும் அக்கா என்ன சொல்றாங்கன்னா அக்கா வந்து டிக்டாக் பண்ணிருந்தாங்க அதான் சொல்ல வராங்க அவங்க மன கஷ்டத்துக்காக நான் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா ஊர்ல பேச பேச தான் இப்படி இப்படிலாம் பண்ணக்கூடாது போல இது பூசாரியா இருந்தா எல்லாம் தப்பா நினைச்சுப்பாங்க அதான் இதுக்கப்புறம் நம்ம சாமியை காட்டியே போடுவோம் அப்படின்னு நினைச்சா ஆனா மாறும் இப்ப அது வந்து விடவும் முடியல அதனால அப்படியே தொடர்ந்துட்டேன் அப்படியே அந்த தாய் வாமான்னு எனக்கு கூப்பிட்டு அணைச்ச மாதிரி அதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் ரெண்டாவது டைம் அதுக்கப்புறம் நான் எப்பவுமே அம்மா கூட பேசுவேன் நம்ம மக்களுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா இப்ப இவங்க சொன்னாங்கல்ல அம்மா கூப்பிட்டாங்க மடியில வந்து உக்காந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல இந்த இடத்துல தான் பாய்க்கிட்டே இருக்கு இப்ப ஆஹ் மடியில பட்டில சொல்லாம பாருங்க தெரியலையே சத்தியமா தெரியலையா சத்தியமா தெரியலையா பாவம் பண்ணிட்டடா பாவம் பாவம் பாவம் பண்ணிட்ட பாவி பயலே எதை கொண்டாட்டி பத்தலையோ அவன் எனக்கு கடவுள் கண்டிப்பா தெரிவாரு அங்க வர திரிக்கிறாரா எவன் கண்டுகளை கடவுள் தெரியுதோ அவங்க கொண்டாட்டில பத்தினி அப்படின்னு சொல்லுவான் இல்ல அந்த கான்செப்ட் தாங்க இவங்க கால காலகாலமாக மாற்றிட்டு இருக்காங்க மாத்திடல கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா தெய்வீக குணம் இருந்தால் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் தெய்வீக குணம் இருந்தால் மட்டும்தான் அவங்களால உணர முடியும் இப்படி ஒன்று சொல்லி சொல்லி சொல்லி சொல்லியே எஸ் ஆயிடுறாங்க அப்படி அவங்க அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் நினைக்கும் போது அவங்க கிட்ட உண்மையை சொல்லி பணம் கேட்கலாம் இப்படி நான் ஒரு கோயில் கட்டுறேன் உங்களால முடிஞ்சது ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுங்க ஒரு லட்சம் ரூபாய் அப்படி உண்மைகளை சொல்லி கேட்கலாம் கடவுளை வச்சு பணம் கேட்க கூடாது இல்ல இவங்க கடவுளை வச்சுதான் கேக்குறாங்க அப்படி கடவுளை வச்சு கேட்க கூடாதான் நியாயம் உங்களுக்கு ஆச்சுன்னா சிமெண்ட் செங்கல் அந்த மாதிரி வாங்கி கொடுங்கன்னு இப்பதான் கேட்க ஆரம்பிச்சு உன்னை கேட்டாரா கடை வாங்கி எனக்கு கோயில் கட்டு அப்படின்னு கடவுள் கேட்டாரா இல்ல வர பக்தர்களுக்குலாம் சிமெண்ட் கொடு செங்கல் கொடு அப்படின்னு கேட்டாரா இல்ல இல்ல அப்புறம் ஏமா உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கும் என்ன தெரியுமா இல்லை இவங்க மற்ற மாரி காசு வாங்க மாட்டுறாங்களே ஏதாவது விற்பம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் நினைப்பீங்க சாரி நினைப்பீங்க பட் மேட்ரு அது கிடையாது அந்த இடம் அவங்க வச்சிருக்காங்க பாரு இடம் அதுதான் மேட்ரு நம்ம சன்னிதானத்துக்கு வந்து மக்கள் எதுக்காக வரணும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க இந்த கட்டகாரம் கோயிலுக்கு எதுக்காக வரணும் இங்க வந்தாக்கா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கம் கிடைச்சிருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்குது உடம்புக்கு முடியாம வந்திருக்கிறவங்களுக்கு உடம்பு குணமாயிருக்கிறாங்க ஒரே ஒரு சின்ன உதாரணப்பா துள்ளம்பட்டின்ற ஒரு கிராமத்துலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க மார்பு பக்கம் கேன்சர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து வசதி இல்லைன்னுட்டு என்கிட்ட வந்தாங்க இது நம்புறவங்களுக்கு சாத்தியம் அப்போ வந்து இதே இடத்துல உட்காந்து இந்த திருநீர் எடுத்து அவங்க நெஞ்சு மேலே தேய்ச்சி விட்டுட்டு அப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன் தாயே இது மூணு நாள் இது கரைஞ்சிடும் இந்த குழந்தை பாக்கி கிடைக்கிறது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நம்பிக்கை ஏதோ எதிர்ச்சா நடக்குது ஓகே இவ்வளோ இது கூட நம்பிட்டு போக அது கூட பிரச்சனை கிடையாது பிரச்சனை என்னன்னா கேன்சர் கட்டி கேன்சர் கட்டிக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லாத பொழுது அதை அசால்ட்டா த்ரீ டேஸ்ல எதுவுமே பண்ணாம கரைச்சிட்டாங்களாம் இது சாத்தியம் இல்லைன்னு அவங்களே சொல்றாங்க அதை கரைச்சிட்டாங்க நம்ப முடியுதா பேச நம்புங்க ப்ளீஸ் இன்னும் சொல்ல மாட்டேன் நான் என்ன கடிச்சிச்சுன்னு வச்சுங்க தொப்புள் சுற்றி ஊசி போடாதீங்க தின்னு ரத்திய அந்த இடத்துல வச்சு இருப்பீங்க சரியாயிடும் அப்படி அக்கா சொல்லிக்கிறாங்க பக்கத்துல பக்கத்துல இருக்கிற மாதிரியான வீடியோ முத்த காட்சியில இடம்பெற மாதிரி வீடியோ வந்துச்சு அதை வச்சு நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க ஒரு பெண் சாமியார் இப்படி பண்ணலாமா ஒரு ஆணுக்கு பக்கத்துல இருக்கலாமா அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து விளக்கம் நீங்க தான் லாஸ்டா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சாமியாரா சாச்சி சாமியாரா இருக்கிறதுக்கான தகுதி என்ன அப்படின்னு அவர் கேட்டாரு பட் ஆனா அதுக்கு நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் சாமியாராக இருக்கிறதுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் ஏன்னா இவங்க இருக்காங்க எதனால் இருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னு நான் சொல்லிட்டா எப்பயும் போல் ஆண்களோட நல்ல நார்மலாக தான் இருக்காங்க லவ்வர் லவ்வரோட ரொமான்ஸோட கரெக்டாக நார்மலாக இருக்காங்க ஓகே இன்னொன்று டிக்டாக் பண்ணி ஜாலியாக தான் இருக்காங்க மற்றவங்க டிக்டாக் பண்ணி ஜாலியாக தான் இருக்காங்க இன்னொன்று பச்சை பச்சா பேசுகிறாங்க அசியசியமாக பேசுகிறாங்க ஓகேங்களா அதையும் விட்டுருங்க வேற என்ன இருக்குது ஆ ஜுரம் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போடுறாங்க அது ஏன்னு தெரில இது போன வாட்டி கூட ரொம்ப ஜுரம் எடுத்துக்கிச்சான் அதனால ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வந்தாங்க வேற என்ன ஆனால் ஊசி போடலையாங்க அது பெருமையாக சொன்னாங்க ஊசி மட்டும் போடலையாங்க இந்த மாதிரிலாம் இருக்க இவங்களை எப்படி சாமியாக மாறி இருப்பாங்கன்னு நம்புறீங்க இதெல்லாம் நம்மளும் பண்றோம் நார்மலாக இருக்க நம்மளும் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு மட்டும் அந்த தண்ணி பவர் எப்படி வந்துருக்கும் அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா காடு நான் டிக்டாக் பண்ண வேணாம் துணிச்சா கடவுள் டான்ஸ் ஆட துணிச்சா அப்படின்னு கேட்குறாங்க அதே தான் நானும் கேட்குறேன் அவங்க கடவுள் வந்து கோயில் கட்ட சொன்னாங்க அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்காக நீ என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் நான் அடுத்து வச்சு செய்கிறோம் ஆ இன்னொரு மேட்ரு என்னன்னா இது வந்து வளர பஸ்ஸே பிடிங்கி எரிஞ்சிடணும் வேறோட எதுக்கு சொல்கிறேன்னா ஆல்ரெடி நித்யானந்தா கிட்ட நிறைய பேர் மாட்டிக்கிட்டு ரெண்டாவது வரவே முடியல அப்படியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ கைலாச பக்கமாக போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் பூசாரி இருக்கிற மெயின் பவர் என்ன தெரியுமா பேச்சு திறமை அப்படின்னு ஓகேங்களா பேச்சு திறமை ஃபஸ்ட்டு அந்த பேச்சு திறமையை வச்சுக்கிட்டு தான் இவங்க இவ்வளோ பேரை கவர் பண்ணுறாங்க அதில் இளைஞர் பசங்க அதிகமாக நிறையா பசங்க நிறைய பேர் நிறைய பேர் அவங்க அவங்க பக்கம் விழுந்துறாங்கட்டையும் அடிக்ட் ஆகுறாங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்க திரும்ப போய் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க கேஸ் கொடுக்க போன இடத்துல போலீஸ்காரை அடிச்சுட்டாங்க நம்ம போலீஸ் கம்னுக்குமா பேச்சாங்க பேர் ஆப்பு தூக்கி ஜெயில போட்டு விட்டாங்க ஊரார் கஷ்டத்தை எல்லாம் போக்குவதாக யூடியூபில் அருள்வாக்கு என்ற பெயரில் பெயராவிட்ட கீதா தற்போது சேலம் சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார் பெண்களை ரொம்ப மதிப்பாரு பரதேசி எடுத்து போய் நியூஸ்ல போடு உன் பெத்த தாய் உன்னை எப்படி பெத்தான்றது எடுத்து போடு உன் அக்கா எப்படி குழந்தை பெத்தாங்கன்னு எடுத்து போடு அத போய் செய்யடா அறிவு கட்ட நாயே நம்ம இவரை ஏன்டா உடனே அருவாளை உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு ஹண்ட்ரட் பெரியார்ஸ் வந்தாலும் முடியாதா